நச்சினையின் வெற்றி படிகளில் உலக தமிழ் மாணவர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பேச்சு போட்டி ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒவ்வொரு வகுப்பிலும் ஒரு வெற்றியாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரூபாய் ஐநூறு மதிப்புள்ள பரிசு பொருள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் அனுப்பி வைக்கப்படும் பங்கு பெறும் அனைத்து மாணவர்களுக்கும் இ சான்றிதழ் வழங்கப்படும் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் மட்டுமல்லாமல் அயல்நாடு வாழ் தமிழ் மாணவர்களும் பங்கு பெறலாம் மாணவர்களின் பேச்சு போட்டியை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் அருள் தொலைக்காட்சியிலும் கண்டு ரசிக்கலாம் காணொலி பதிவினை நட்டினை help centre at Gmail dot com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள் அனுப்ப வேண்டும் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டினை டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்திலும் தங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம் மேலும் தகவல்களுக்கு தொன்னூற்றி ஏழு எண்பத்தி ஏழு எழுபத்தி மூன்று நாற்பத்தி ஒன்று அறுபத்தி ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்